நோ சார் நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலியில் பிறந்தேன் சார் என்னை பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க சார் ஐயோ லேடி பாகா Ha ha ha. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிக்க பத்து பிசா கிட்ட போறா கட்ல வந்துருவான் பார்த்தா நோட் பண்றான் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின் டெல்லியில போய் படிச்சிட்டு வருது ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா செத்த பருவலாம் மூஞ்சி மோரையும் பரு மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம் இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில Oh, me best friend. You make me happy, best தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ என்ன என்ன ஃபீலிங்கு கஞ்சி மஞ்சி அடங்கோ டார்ச்சர் பண்ற ராஸ்கல் நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா Hey! You, you, you! I fool of the idiot of the fool of the ass! Ass! Ass! Ass! ஐயோ nonsense goes to your mouth! மாப்பிள ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற வெளியே போங்கன்னா ஐயோ ராஸ்கல்களா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா